வணக்கம் இப்போ நாம் பேங்க் நிஃப்டியில் ஒன் மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா ஜூலை டுவெண்ட்டி மார்க்கெட் இப்போ பார்த்திங்கன்னா thirty four thousand five eighty ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு ஸோ இந்த சார்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் பை பண்ணலாமா செல் பண்ணலாமா என்ன மாதிரி டார்கெட் எதிர்பார்க்கலாம் ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்ட்டு கால்ஸ் ஜென்ரேட் பண்ணும் ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு லைவ் மார்க்கெட்டில் செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரேட் ஆயிருக்கு ஸோ இப்படி தான் ஒரு செல் கால் வந்து வரும் ஸோ செல் கால் அப்படின்னா உங்களுக்கு கேண்டில் ஓப்பன் ஆகும்போதே ரெட் கலரில் ஓப்பன் ஆயிரும் பை கால்னால் ப்ரீவியஸ் கேண்டில்ஸ் பாருங்கள் க்ரீன் கலரில் இருக்குல்ல அந்த மாதிரி செல் கால்னால் ரெட் கலரில் வரும் வந்துட்டு இது என்ன பாயிண்ட்டில் செல் பண்ணலான்னு உங்களுக்கு பக்கத்துலேயே வந்துருக்கு thirty four thousand five eighty two point டுவெண்ட்டியில் செல் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்திருக்கு கீழே இருக்க ரெண்டு லைன் பார்த்தீங்கன்னா first target second target line நம்ம இதில் எதிர்பார்க்குற ஃபஸ்ட் டாரட் பார்த்தீங்கன்னா thirty four thousand four ninety five வந்து எதிர்பார்க்குறோம் ஸோ இப்போ நமக்கு thirty four thousand five eighty ரேஞ்சில் ட்ரேடிங் போது இது ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் வருதா அப்படின்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் மேலே இருக்க லைன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப்லாஸ் லைன் ஸோ இந்த மாதிரி லைவ் மார்க்கெட்டில் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு எப்போல்லாம் மாறுதோ அப்போல்லாம் கேண்டில்னுடைய கலர் மாறும் அடுத்து அது என்ன பாயிண்டில் என்ட்ரி எடுக்கலாம் என்ன மாதிரி டார்கெட் எதிர்பார்க்கலாம் ஸ்டாப்லாஸ் என்ன அப்படின்ட்டு கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு இந்த சார்ட்டில் வந்து ஜென்ரேட் பண்ணும் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேயில் டூ ஃபிஃப்டீன் போல் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர்நூனில் இப்போ நமக்கு செல் கால் போயிட்டுருக்கு பட் ஆனால் இந்த கால் ஃபினிஷ் ஆனோன்னே நமக்கு டார்கெட் பிரேக் அவுட் ஆனோன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு இன்றைக்கி ஃபுல் டே என்ன நடந்துச்சு ஸோ மார்னிங்கில் என்ன கால் வந்துச்சு அதுக்கப்புறம் என்ன கால் ஜென்ரேட் ஆச்சு அப்படின்றத கம்ப்ளீட்டாக உங்களுக்கு நாங்கள் ஷோ பண்ணுறோம் ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இன்றைக்கி ஜூலை டுவெண்ட்டி என்ன மாதிரி கால்ஸ்லாம் பைசல் கால்ஸ் ஜென்ரேட் ஆச்சு ஜென்ரேட் ஆன கால்ஸ் எப்படிலாம் வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்குன்ட்டு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா டூ டுவெண்ட்டி டூ ஆகுது நமக்கு ஃபஸ்ட் டாரட்டான thirty four thousand four ninety ஃபைவை பிரேக் அவுட் பண்ணி ஃபோர் நைன்ட்டி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டவுன் சைடில் இறங்கியிருக்கு நமக்கு செல் கால் ஜென்ரேட்டான ஆன ஃபைவ் மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு ஸோ இப்படி தான் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு கால் ஜென்ரேட் ஆகும் ஜென்ரேட் ஆகிற கால் இப்படி தான் ஒர்க் அவுட் ஆகும் ஸோ இப்போ நம்ம ப்ரீவியஸாக அதாவது இன்றைக்கி ஜூலை டுவெண்ட்டியத் என்ன மாதிரி கால்ஸ்லாம் ப்ரீவியஸாக ஜென்ரேட் ஆச்சு அந்த ஜென்ரேட் ஆன கால்லாம் எப்படி மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு அப்படின்றத இப்போ நம்ம வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்கன்னா டுவெல் தேர்ட்டி ஃபைவ்க்கு பை கால் வந்துச்சு அதுக்கும் ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்க அப்படின்னா செல் கால் வந்து இன்றைக்கி டேனுடைய ஓப்பனிங்லேயே வந்துச்சு ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஜூலை எத் இன்றைக்கி ஓப்பனிங்கில் வந்த sell call thirty four thousand nine thirty four point தேர்ட்டிலே செல் கால் வந்துச்சு செல் கால் வந்து த்ரீ மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஓப்பனிங்கில் டார்கெட்டை பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு ஸோ இன்றைக்கி ஜூலை டுவெண்ட்டி எய்த் ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா அதாவது கேண்டில் ஒரு ஒன் மினிட்ல நைன் சிக்ஸ்டீனுக்கே பை செல் கால்னு வந்துச்சு செல் கால் வந்தது பார்த்தீங்கன்னா நல்லா வந்து செகண்ட் டார்கெட்லாம் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ஓப்பனிங்கில் மூமெண்ட்டும் வந்து இறங்குச்சு இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் மூமெண்ட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அடுத்து அந்த ட்ரெண்டு பார்த்திங்கன்னா அப்படியே செல்லிங் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகிக்கிட்டே இருந்துச்சு கண்டினியூ ஆனது பார்த்திங்கன்னா ஒரு டுவெல் தேர்ட்டிக்கு அப்புறம் பைக்காலாக வந்து சேஞ்ச் ஆச்சு ஸோ பைக்காலன்றனால நமக்கு இப்போ பாருங்கள் கேண்டில்ஸ் எல்லாம் க்ரீன் கலரில் இருக்குது தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் எயிட்டியில் பார்த்தீங்கன்னா பையின்னு சொல்லி வந்திருக்கு ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ்ல பையின்னு சொல்லி வந்திருக்கு ஸோ அது பார்த்தீங்கன்னா த தொடர்ந்து வந்து எரிட்டே இருந்துச்சு ஒரு ஒன் ஃபிஃப்டீனுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபஸ்ட் ஆர்ட்டை பிரேக் அவுட் பண்ணுச்சு thirty four thousand six eighty வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரைஸ் ஆச்சு ஸோ இன்றைக்கி ஜூலை டுவெண்ட்டியத் இந்த மாதிரி தான் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா செல் பை செல்னு சொல்லி கால்ஸ் பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி வந்து ஜென்ரேட் ஆச்சு ஜென்ரேட் ஆன கால்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இப்படி தான் மூவ்மெண்ட் கொடுத்து ஒர்க் அவுட் வந்து ஆச்சு இப்போ நம்ம வீக்லி ஆப்ஷனும் பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஆப்ஷன்லையும் இது என்ன மாதிரி என்ட்ரிஸ் எடுக்கலாம் எப்படி ஒர்க் அவுட் ஆகுன்ட்டு இது பார்த்தீங்கன்னா put option thirty five thousand five hundred put option so put option பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஏன் புட் ஆப்ஷன் பார்க்குறோன்னா ஆக்சுவலி பைக்கால் காண்டி பார்க்குறோம் நம்ம வந்து ஆப்ஷனுடைய ஸ்பெஷாலிட்டியே அதுதான் நமக்கு வந்து செல் கால் வந்தால் பைக்கால் வந்து ஆப்ஷனில் வந்து எடுத்துக்கலாம் ஸோ அப்படி தான் நமக்கு நைன் செவன்ட்டி நைனில் பை கால் வந்திருக்கு தௌசண்ட் செவன்ட்டி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆயிருக்கு இப்போ தௌசண்ட் ஃபிஃப்டி ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆப்ஷனில் வச்சும் ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணிக்கலாம் அதுக்கும் உங்களுக்கு வந்து கால்ஸ் வந்து காட்டும் அதில் வர கால்ஸ் வச்சு நீங்கள் ட்ரேடிங்ஸ் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஃபியூச்சர் பேஸ்டு ட்ரேடிங்கும் பண்ண முடியும் ஆப்ஷனில் டேரெக்டாக அப்ளை பண்ணியும் ட்ரேடிங்ஸ் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு மூமெண்ட்ஸ் வந்து இருக்கும் ஸோ இந்த தான் உங்களுக்கு மூமெண்ட் கொஞ்சம் அக்யூரேட்டாக இருக்கும் நல்லா பார்க்குறதுக்கு இருக்குன்றக்காண்டி இந்த மணியை வந்து ஷோ பண்ணுறோம் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் இந்த சார்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயிலை உங்களுக்கு நாங்கள் சென்ட் பண்ணுறோம் Thank you.